இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் மகள் ஜெயகல்யாணி தனது காதலுடன் பெங்களூரு காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனது தந்தையால் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறியும் தரக் கோரியும் மனு ஒன்றை அளித்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பவர் சேகர் பாபு இவருக்கு ஜெயகல்யாணி என்ற மகள் உள்ளார் இந்நிலையில் சேகர் பாபுவின் மகள் ஜெயகல்யாணி இன்று மார்ச் ஏழில் சதீஷ் என்பவரை பெங்களூருவில் திருமணம் செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து பெங்களூரு காவல் ஆணையர் அலுவலகம் சென்று மனு ஒன்றை அளித்துள்ளார் அந்த மனுவில் ஜெயகல்யாணி தனக்கும் தனது கணவர் சதீஷ்க்கும் தந்தை சேகர் பாபுவால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் அவர்களிடமிருந்து காப்பாற்றுமாறும் கோரிக்கை வைத்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நானும் சதீஷும் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளோம் எனது பெற்றோர் இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் ஏற்கனவே சதீஷை தமிழ்நாடு காவல்துறையினர் சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தனர் நான் ஒரு மேஜர் எனது முழு விருப்பத்துடன் தான் சதீஷை திருமணம் செய்து கொண்டுள்ளேன் தமிழ்நாட்டிற்குள் சென்றால் எங்களை கொன்று விடுவதாக எனது பெற்றோர் மிரட்டுகின்றனர் எனவே கர்நாடக காவல்துறையிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளோம் எனக் கூறினார் இவர்கள் இருவருக்கும் இன்று இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது மேலும் இதை கர்நாடகா இந்து அமைப்பினர் முன்னின்று நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் ஜெயகல்யாணி என் அப்பா பேர் சேகர் பாபு அவர் வந்து தமிழ்நாடோட ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இவர் பேர் சதீஷ் நானும் இவரும் வந்து சிக்ஸ் இயர்ஸாக லவ் பண்ணோம் இப்போ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேரோட விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே மேஜர் எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை யாருமே எங்களுக்கு வச்சுருக்கேன் இவங்களும் வந்து டிப்ளமா முடிச்சிருக்காங்க இவங்களும் பிஸ்னஸ் பார்க்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கள் விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் வந்து விருப்பத்தோடு தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே மேஜர் எங்கள் ரெண்டு பேருக்குமே இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃபேமிலியில் யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி எங்கள் அப்பா இவங்க சுற்றி இருக்கவங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் வந்து ப்ரொடக்ஷன் வேண்டி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நன்றி we both were in love for six years and now uh, two days back we both got married like already on the last year on August month we both went out of the house and after three days they just caught us in uh, Pune and then brought us. On that uh, for two months he was under illegal custody and kept in Trivalu with five polices for two months and on those days all his parents and his friends and everyone was under police custody and everyone was beaten up like hell and all we have all the proofs for that and during that last August 18th he was with me in Mumbai. On that day also my father had registered registered an against him and he has uh, registered many F.A.R.s, and he have uh, registered many false complaints against him and we have all the proofs for that and evidence for that and uh, now uh, we both came out of the house three days back and now we both got married under Hindu Sastanam and everything and now we have came here to seek help. He is HRNC minister in Tamil Nadu so uh, Tamil Nadu government and the Tamil Nadu people like no one is helping uh, us in this matter. So we have, we have came to Karnataka so, so, uh, to seek help from the Karnataka government and Karnataka police. And uh, now we have like, many life threatening and my father is like ready to kill both of us. So we want safety for both of us and for his family too.